ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் we're Varna from Sirumugai Coimbatore district நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சிங்கிள் கலரில் இருக்கக்கூடிய பியூர் சில்க் சாரீஸ் கலெக்ஷன்ஸுங்க வாங்க ஒவ்வொரு சாரியை நம்ம பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அண்ட் அதை பார்த்து உங்களுக்கு பிடிச்ச சாரீஸை இமீடியட்டாக வாட்ஸ்அப் மூலமாக புக் பண்ணிக்கவும் முடியுங்க sari number eight two one பார்த்துட்ருக்கீங்க கலர் மஸ்டர்ட் எல்லோ கலருங்க இப்போ நீங்கள் பார்க்குறது ப்ளவுஸ் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு பிளைனாக இருக்கும் சாரியில் ப்ளவுஸ் பிளைனாக இருக்குங்க இன்னர் லேயர் பிளைனாக இருக்கும் மற்றபடி ஆல் ஓவர் பாடி உங்களுக்கு புட்டாஸ் இருக்குங்க புட்டாஸ் கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டு டெஸ்டட் சரியில் ஆல்டர்னேட்டிவாக வருதுங்க வார்ப்ப வெஃப்ட் ரெண்டு சைடுமே நம்ம பியூர் சில்க் த்ரெட் வச்சு கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு சாரீ கூடயும் உங்களுக்கு கட்டாயம் சில்க் மார்க் டேக் வந்துருங்க sari number eight double two சாரியுடைய கலர் பிங்க் கலர் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இந்த டைப் ஆஃப் சாரியில் மட்டும் டெசல்ஸ் போடலைங்க இப்போ இந்த சாரீஸ் நீங்கள் புக் பண்ணுறீங்க அதுவும் ப்ரீ பேமெண்ட் ஆப்ஷனில் புக் பண்ணுறீங்க அப்படின்னா சொல்லுங்கள் நம்ம டசல்ஸ் போட்டு சென்ட் பண்ணி கொடுக்குறோம் அதுவே கேஷ் ஆன் டெலிவரியில் நீங்கள் இந்த சாரீஸ் புக் பண்ணுறீங்கன்னா டசல்ஸ் போட்டு கொடுக்குற ஃபெசிலிட்டி இல்லைங்க சேம் பேட்டர்ன் நம்ம பார்க்குற third colour sari sari number eight two three இது வந்து சில்வர் கிரே கலர் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே செல்ஃப் கலர் இருக்கக்கூடிய சாரீங்க அதாவது பாடி ஆஃப் சாரி பல்லு ப்ளவுஸ் மூணுமே ஒரே கலரில் இருக்கக்கூடிய சாரீ சாரியுடைய price six thousand two hundred with free ஷிப்பிங்கில் ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு இந்த சாரீஸ் கிடைக்குங்க இந்த சாரீஸ் எல்லாமே பியூர் சில்க் தாங்க தாராளமாக நீங்கள் நம்மக்கிட்ட பியூர் சில்க் வாங்கினதுக்கப்புறம் வீட்லேயோ அல்லது லேப்லேயோ கொடுத்து செக் பண்ணிக்கலாம் வீட்டில் எப்படி ஈஸியாக வந்து செக் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ வந்து நம்ம சண்டே போட்டிருக்கோம் ஸோ அதை நீங்கள் நிறைய பேர் பார்த்து நல்ல ஒரு கமெண்ட்ஸும் கொடுத்துருக்கீங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது பரவாயில்ல நல்லா தெளிவாக வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்கீங்க எல்லாமே நல்லா இருக்குன்னு நிறைய பேர் கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க அண்ட் வேணுங்கிறவங்க தாராளமாக அதை ஒரு ரெஃபரன்ஸ் வீடியோவாக எடுத்து நீங்கள் வாங்கக்கூடிய பியூர் சில்க் சாரியை வீட்டில் ஈஸியாக செக் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் பார்க்குறது ராயல் ப்ளூ சாரியோடைய colour royal blue sari number eight two five colour red colour பாடியில் வரக்கூடிய புட்டா கோல்டு சில்வர் ரெண்டு டெஸ்ட் சரிலையுமே வருதுங்க பல்லுல ஃபுல்லாக கோல்டுங்க சாரியுடைய length six point two metre including blouse body of sari five point five மீட்டரும் length of blouse point seven மீட்டரும் width of sari and blouse forty five point five inches above இருக்குங்க இதெல்லாமே பியூர் சில்க்குங்கிறதுனால கண்டிப்பாக ட்ரை வாஷ் தாங்க பண்ணணும் நார்மல் ஹேண்ட் வாஷ் பண்ணக்கூடாது அண்ட் இந்த சாரீஸ் எல்லாமே த்ரீ ப்ளை த்ரெட் ஒர்க்குங்கிறதுனால உங்களுக்கு வெயிட்லெஸ்ஸாக வரும் சாரீ வந்து உங்களுக்கு தின்னாக தான் இருக்கும் ஆனால் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காதுங்க நெக்ஸ்ட்டு சாரீ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர் க்ரீன்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டோன் இருக்கக்கூடிய க்ரீனுங்க ஸோ இது கொஞ்சம் மாடர்னாகவும் யூனிக்காகவும் இருக்கும் sari number eight two six prepayment option நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கன்னா சிங்கிள் சாரீலேருந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் சாரீ வேணாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எந்தவித எக்ஸ்ட்ரா சார்ஜஸோ லிமிட்டேஷன்ஸோ ப்ரீபேமெண்ட் ஆப்ஷனுக்கு இல்லைங்க PhonePe Google Pay Paytm account transfer இந்த நாலு ஆப்ஷன் இருக்குதுங்க இந்த நாலு ஆப்ஷனில் எது வேணாலும் யூஸ் பண்ணி நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது sari number eight two seven colour royal blue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 அப்படின்னா நீங்கள் பே பண்ண சொ பே பண்ணி வாங்கிக்கலாங்க பார்சல் இப்போ நீங்கள் பார்க்குற sari number eight two nine colour grey colour இதுலேயும் பிளாக் காம்பினேஷன் வருதுங்க ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்டட் ஜரியில் புட்டாஸ் இருக்குங்க sari number eight three zero colour violet so இந்த வயலட்டுன்னு பார்த்துட்டிங்கன்னா வயலட் வித் நேவி ப்ளூவோட இருக்கிற மாதிரி இருக்குங்க பிளாக்கோட மிக்ஸ் ஆகிருக்குங்க நேவி ப்ளூங்கிறத விட எக்ஸாக்டாக சொல்லணுன்னா பிளாக்கோட தான் மிக்ஸ் ஆகிருக்கு ஸோ அதனால் கொஞ்சம் டார்க்கராக உங்களுக்கு தெரியும் அண்ட் ஃபுல்லாகவே சில்வர் டெஸ்ட் சரியில் புட்டாசன் பல்லு ஒர்க் இருக்குங்க next sari sari number eight three one colour pinkish orange சாரியுடைய கலர் பிங்கிஷ் ஆரஞ்சில் இருக்குங்க நம்பர் எயிட் த்ரீ ஒன் இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய சரி கோல்டு டெஸ்டட் சரிங்க ஸோ அது இந்த ரிஃப்ளெக்ஷனுக்கு உங்களுக்கு எப்படி தெரியும்னா சில்வர் மாதிரி தெரியும் sari number eight three two இது வந்து டபுள் ஷேடு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 பண்ணுறது அப்படின்னு ஸோ அந்த வீடியோ பார்த்து கூட நீங்கள் தாராளமாக நம்மக்கிட்ட சாரி வாங்கினதுக்கப்புறம் செக் பண்ணி கூட பார்த்துக்கலாங்க sari number eight three five colour magenta colour சாரியுடைய கலர் மெஜந்தா கலர் இந்த வீடியோலையே நான் உங்களுக்கு இப்போ நான் காமிச்ச சாரிலே ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி நான் உங்களுக்கு எப்படி டெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் சொல்கிறேங்க ஏன்னா எவ்ரிடே வந்து நிறைய நியூ கஸ்டமர்ஸ் வந்து நம்ம சேனலில் பார்க்குறாங்க வீடியோ பார்க்குறாங்க அண்ட் நிறைய பேர் என்கொயர் பண்ணுறாங்க ஸோ அதனால் அப்பப்போ அந்த அவேர்னஸ் வீடியோ போட்டோம் அப்படின்னா எல்லாருக்குமே அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய நம்பிக்கை ஸோ இந்த வீடியோலையே இந்த சாரீஸ்லாம் எல்லாம் காட்டி முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நான் ஏதாவது ஒரு சாரீ மட்டும் எடுத்து டக்குன்னு உங்களுக்கு அது பியூரா இல்லையான்னு செக் பண்ணி காட்டுறேங்க இப்போ நீங்கள் பார்க்குறது copper sulphate blue sari number eight three six gold and silver ரெண்டு டெஸ்ட் சரிலையும் புட்டாஸ் ஆல்டர்னேட்டிவாக வருதுங்க sari number eight three seven இது வந்து double shade peacock blue colour அதாவது க்ரீன் அண்ட் ப்ளூ மிக்சிங்கில் இருக்குங்க கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டு டெஸ்ட் சரியிலும் புட்டாஸ் ஆல்டர்னேட்டிவாக இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே சிங்கிள் கலரில் இருக்கக்கூடிய சாரீஸுங்க six thousand two hundred rupees வரக்கூடிய இந்த சாரீஸை நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக தாராளமாக புக் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் நம்பருக்கு சாரீ கோடு சென்ட் பண்ண மறந்துடாதீங்க ஏன்னா சாரீ கோடு இருந்தால் தான் அவைலபிலிட்டி செக் பண்ணுறதும் எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அண்டு நீங்கள் அந்த சாரீ கோடு சென்ட் பண்ணி புக் பண்ணுங்கன்னு சொன்னபோது அது அவைலபிளாக இருந்தது அப்படின்னா உடனே உங்கள் நம்பரை நம்ம நோட் பண்ணவும் முடியுங்க sari number eight three eight இது வந்து டபுள் ஷேடு வருதுங்க கோல்டு அண்டு சில்வர் ரெண்டு டெஸ்ட் சரிலையும் புட்டாஸ் வந்து ஆல்டர்னேட்டிவாக வருதுங்க சாரியுடைய கலர் வந்து ரெட்டோட என்ன இருக்குது அப்படின்னா ரொம்ப லைட் பிங்க் கலர் வந்து மிக்ஸ் ஆகிருக்குங்க ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டோனாக தான் இருக்கும் இது sari number eight three nine colour beige colour light beige கலராக இருக்கும் கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டு டெஸ்ட் சரிலையுமே புட்டா ஒரே புட்டாலேயே இருக்குங்க பல்லுல ஃபுல்லாக கோல்டு இங்கே ஜரியை பொறுத்த வரைக்கும் ஹாஃப் ஃபைன் ஜரிங்க டெஸ்டட் ஜரி அவ்வளோ சீக்கிரம் கருத்து போகாது சில்க்கை பொறுத்த வரைக்கும் hundred percent pure silk and last டைமே நான் சொல்லியிருந்தேன் வார்ப்பு வெஃப்ட்டு ரெண்டு சைடுமே பியூர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணணும்னு கண்டிப்பாக ரெண்டு side pure silk thread use பண்ணோன்னா அது வந்து பியூர் சில்க் தான் அப்போ ஜரியெல்லாம் பியூரா அப்படின்னு கூட சில பேர் கேட்டாங்க இல்லைங்க ஜரி பொறுத்த வரைக்கும் நம்ம புட்டாஸ்க்கு தான் யூஸ் பண்ணுறோம் அப்போ புட்டாஸ்க்கு யூஸ் பண்ணும்போது அது எக்ஸ்ட்ரா ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா அப்படிங்கும்போது வார்ப்பு வெஃப்ட்டு இந்த ரெண்டு சைடு தவிர நம்ம எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணுறது எதுவுமே கணக்காகாதுங்க அதாவது எக்ஸ்ட்ரா நம்ம ஜரியும் யூஸ் பண்ணலாம் நார்மல் த்ரெட்டு கூட யூஸ் பண்ணலாம் இல்லை டூபியன் சில்க் த்ரெட்டும் யூஸ் பண்ணலாங்க இல்லை நீம் ஜரி மாதிரி மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணலாம் அதெல்லாமே என்ன புட்டாஸ் அண்ட் பல்லு ஒர்க்கெல்லாம் என்ன அப்படின்னா எக்ஸ்ட்ரா அந்த சேரீயில் நம்ம பண்ணக்கூடிய ஒர்க்குங்க ஸோ அது வந்து பியூராகவோ இருக்கலாம் இல்லை பியூர் இல்லாமல் கூட இருக்கலாம் ஆனால் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த வார்ப்பு வெஃப்ட்டு அந்த ரெண்டு சைடு யூஸ் பண்ணக்கூடிய த்ரெட்டு சில்க் த்ரெட்டு வந்து பியூராக இருக்கணுங்க அப்படி ரெண்டு சைடு யூஸ் பண்ணுறது பியூர் சில்க் த்ரெட்டாக இருந்ததுன்னா அது கண்டிப்பாக பியூர் சில்க்கு தாங்க இப்போ நீங்கள் பார்த்தது royal blue sari number eight four zero நான் இப்போ வந்து ஏதாவது ஒரு சாரீ வந்து உங்களுக்காக டெஸ்ட் பண்ணி காட்டுறேங்க ஸோ கண்டிப்பாக வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இருங்க ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த இந்த சாரியை நான் உங்களுக்கு செக் பண்ணி சொல்கிறேங்க eight two one sari number eight two ஒன்னே நான் உங்களுக்கு செக் பண்ணி சொல்கிறேன் ஸோ இதில் அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் எப்படி செக் பண்ணும் அப்படின்னு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா ஒரு கேண்டில் வேணும் அப்புறம் வார்ப்பு வெஃப்ட் இந்த ரெண்டு சைடு இருக்கக்கூடிய த்ரெட் எடுக்கணும் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த ஹரிசாண்டல் இது வந்து ஈஸி ஸோ இந்த த்ரெட் எடுக்கிறேன் இப்போ ஒரு சைடு இருக்கக்கூடிய த்ரெட் வந்து நான் எடுத்துட்டேன் அதில் நான் இது செக் பண்ணுறேன் இது வந்து கண்டினியூஸாக எரியல ஸோ உங்களுக்கு பால் ஸ்ட்ரக்சர் வந்திருக்கு ஸோ இதை நசுக்கி பார்த்தோம் அப்படின்னா பவுடர் ஆகுது இதை ஸ்மெல் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு ஹேர் வந்து பேர்ன் பண்ண என்ன ஸ்மெல்லோ அது தாங்க வருது ஸோ அப்போ இந்த சைடு இருக்கக்கூடிய த்ரெட்டு வந்து உங்களுக்கு ப்யூரு ஸோ அதே மாதிரி ஆப்போசிட்டில் இருக்கிறதும் ப்யூரான்னு பார்க்கலாம் ஸோ எட்ஜில் இருக்கக்கூடிய சின்ன அமௌண்ட்டு மட்டும் எடுத்துக்கிறேங்க கொஞ்சமாக இருந்தாவே போதுங்க just one or two threads இருந்தாவே போதும் செக் பண்ணி பார்க்குறதுக்கு இப்போ நான் இதை எடுத்துட்டேன் செக் பண்ணி பார்க்கலாம் இதுவும் அதே மாதிரி தான் கண்டினியூஸாக எரியல உங்களுக்கு பால் ஸ்ட்ரக்சர் வருது ஸோ இதை நசுக்கி பார்த்து உங்களுக்கு ஸ்மெல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி ஹேர் பேர்ன் பண்ணால் என்ன ஸ்மெல் வருதோ அது தாங்க வருது ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் ப்யூர் சில்காக இல்லையான்னு டெஸ்ட் பண்ணும் ஸோ நான் ரெண்டு சைடு இருக்கக்கூடிய த்ரெட்டுமே இந்த சேரீயில் எடுத்து செக் பண்ணேன் ஸோ அப்படி செக் பண்ணும்போது என்னாச்சு அப்படின்னா அது வந்து பியூராக தான் இருந்தது ஸோ இந்த மாதிரி நீங்கள் தாராளமாக நம்மக்கிட்ட வாங்கக்கூடிய சாரியை நீங்கள் ஒவ்வொன்றா செக் பண்ணி கூட பார்த்து வாங்கிக்கலாங்க ஒவ்வொரு சாரியுமே உங்களுக்கு இந்த சில்க் மார்க் டேக்கோட தாங்க வருது இந்த சில்க் மார்க் டேக்குங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணது ஸோ இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வர்ணாங்கிற நேம் வருங்க இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே soft silk sari soft silk அப்படிங்கிறது என்னென்னா த்ரீ ப்ளை த்ரெட் ஒர்க்கில் மேக் பண்ணும்போது உங்களுக்கு வெயிட்லெஸ்ஸாக வரதுனால அதை சாஃப்ட் சில்க்னு சொல்கிறோம் அண்ட் அதெல்லாமே பியூர் சில்க்குன்னு சொல்கிறோங்க ஸோ சாஃப்ட் சில்க்னு சொல்கிறதுனால பாலிஸ்டர் மாதிரி பளபளப்பாவோ வளவளப்பாவோ இருக்காதுங்க பியூர் சில்க்குக்கு ஏற்ற டெக்ஸ்டரோடு இருக்கும் ஸோ உங்களுக்கு இந்த சாரீஸில் ஏதாவது பிடிச்சி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாக கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்